வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேல் தமிழ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் ஃபிஃப்டி வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறோம் இதில் வந்து ஆக்சுவலாக நான் வந்து என்னோட டூ இயர்ஸ் ஜேர்னி பற்றி வந்து பேசலாம் தான் இருந்தேன் பட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொரோனா அட்டாக் ஆகி ஹாஸ்பிட்டலிஸ் இருந்தேன் அதனால் வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி இதை பண்ணலாம் அப்படின்னு வந்து உங்ககிட்ட போலில் கேட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பண்ணலான்னு இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த வீடியோ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிவென்ஷன் என்ன பண்ணணும் நான் என்ன தப்பு பண்ணேன் அந்த தப்பை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்புறம் வந்து என்னென்ன ஃபுட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஹெல்த்தி டயட் என்ன பண்ணணும் அப்புறம் வந்து எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்த பற்றியும் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் எல்லாத்துக்கான டைம் ஸ்டாம்ப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் தாங்க பெட்டர் தேன் க்யூர் தயவு செய்து தயவு செய்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் சொல்கிற எல்லா ப்ரிகாஷன்ஸும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த three months work from home தான் பண்ணிகிட்ருக்கேன் வெளியே நான் எங்கேயுமே போல மொத்தமாக ரெண்டு வாட்டி தான் வெளியே போனேன் பட் அப்போ கூட வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு வந்து வந்துருச்சு ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தேவையில்லாமல் வெளியே போகிறத வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் வந்து கன்ஃபார்மாக யூஸ் பண்ணுங்கள் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் வந்து வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து இது பண்ணிட்டு அப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து பாடி வாஷ் பண்ணிடுங்க எவ்வளோ ப்ரிகாஷ்னரியாக இருக்க முடியுமோ அவ்வளோ ப்ரிகாஷ்னரியாக வந்து இருங்க எனக்கு பார்த்திங்கன்னா வந்து ஜூன் டுவெண்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு வந்து சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிது ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக வந்து தொண்டை கரகரன்னு இருந்துச்சு அடுத்த நாள் வந்து ஃபீவர் வந்துருச்சு நான் என்ன பண்ணேன்னா வந்து டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி போட்டேன் ஒரு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீவர் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு நான் ஒன்று என்ன நினச்சேன்னா வந்து நம்மளுக்கு சரியாயிடுச்சு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து நினச்சி நான் விட்டுட்டேன் இதான் வந்து நான் பண்ண பெரிய தப்பு எனக்கு வந்து த்ரீ டேஸ்க்கு அப்புறம் டெம்பரேச்சர் இல்லை பட் வந்து அப்பப்போ காஃப் வந்துட்டு இருந்துச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரெடிஷ்னலாக ஆயுர்வேதிக் கபசுர குடிநீர் அப்புறம் நிலைமை கஷாயம் இதெல்லாம் குடிச்சிட்டு சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு நானே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் பெரிய தப்பு இதான் வந்து நான் பண்ண பெரிய தப்பு பார்த்திங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல் வந்து போயிருக்கணும் போகாமல் வந்து நானே வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு பண்ணேன் டே பை டே வந்து சிம்டம்ஸ் வந்து எனக்கு அக்ரெசிவ் ஆகிட்டே இருந்துச்சு சிக்ஸ்த் டே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளமே வந்து வந்துருச்சு இது வந்து செவன் டேஸ் ஆயிடுச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை ஹாஸ்பிட்டல் போகிற நிலைமைக்கு வந்துருச்சு என்னால் வந்து ப்ரீத் பண்ண முடியல ஸோ இதான் பார்த்திங்கன்னா வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர் இதில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஓட்டு லெவல் வந்து தெரியும் இதில் வந்து நைன்ட்டி செவன் நைன்டி எயிட் வந்து மெயின்டைன் ஆகணும் பட் எனக்கு வந்து மெயின்டைன் ஆகலை எனக்கு வந்து நைன்ட்டி டூ நைன்ட்டி த்ரீ அப்படி தான் மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு டாக்டர் கிட்ட வந்து கேட்டோம் டாக்டர் வந்து உடனே வந்து போயிட்டு அட்மிட் ஆக சொல்லிட்டாரு ஸோ டியூஸ்டே பார்த்தீங்கன்னா நான் போய் அட்மிட் ஆனேன் உள்ளே போனோன்னா வந்து எனக்கு வந்து ஆக்சிஜன் கொடுத்தாங்க மினிமம் லெவல் எனக்கு வந்து ஸ்டார்டிங் தான் எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருந்துச்சு ஸோ வந்து லங்ஸ் வந்து சின்ன இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு ஸோ வந்து ஓட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க த்ரீ டேஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து செம்ம கஷ்டமாக இருந்துச்சு என்னால் வந்து நடக்கக்கூட முடில நடக்க முடியும் பட் வந்து கொஞ்சம் தான் நடக்க முடியும் இந்த மாதிரி வந்து இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இம்யூனிட்டி கூட்டுறதுக்கு வந்து விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டலில் உடனே வந்து கொடுத்தாங்க த்ரீ டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எனக்கு ரெக்கவர் ஆக வந்து ஆச்சு அப்படியும் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி டிவைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அதை ஊத சொன்னாங்க என்னால் வந்து ஊத முடியல ஸோ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து லங்ஸில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தது அப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணாங்க இதில் நான் பண்ண தப்பு என்ன பார்த்தீங்கன்னா இதில் நான் பண்ண தப்பு என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் எனக்கு சிம்டம்ஸ் இருக்கும்போது நான் வந்து போயிருக்கணும் நான் போகாமல் வந்து ஒரு சிக்ஸ் செவன் டேஸ் கழித்து வந்து போனேன் போனதுனால தான் வந்து எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்து வந்துருந்துச்சு நீங்கள் வந்து பயப்பட வந்து தேவையே கிடையாது ninety nine point nine nine nine percentage வந்து க்யூர் ஆகிரும் எந்த இஷ்யூஸுமே இருக்காது என்ன பட் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஃபைவ் செவன் டேஸ் வந்து நீங்கள் இருக்க வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி அவசரப்படுறதுக்கு பதிலாக என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து வந்தது அவர் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாவது நாள் வந்து அட்மிட் ஆனார் அஞ்சாவது நாள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க எந்த இஷ்யூஸுமே அவர் கிடையாது எந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் எதுவுமே வரல எல்லாத்தையும் வந்து அவங்க ஃபஸ்ட்டே வந்து ப்ரிவெண்ட் பண்ணிட்டாங்க நான் தான் வந்து தேவையில்லாமல் கொஞ்சம் விட்டு அக்ரெசிவாக விட்டுட்டேன் இந்த தவறை வந்து நீங்கள் பண்ணாதீங்க எப்படியும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து மைண்ட் அப்செட் ஆகும் எல்லாமே இருக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உங்கள் இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கூகுள் ட்ரைவ் லிங்க் தரேன் அதில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன டயட் ஃபாலோ பண்ணும் எப்படி டயட் ஃபாலோ பண்ணும் என்னென்ன ஃபுட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு வந்து எனக்கு ஹாஸ்பிட்டலில் டயட்டிஷியன் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க அது ஒரு லிங்க் தரேன் நீங்கள் வந்து எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே வந்து ஹை ப்ரோட்டீன் டயட் அப்புறமா வந்து சீரியல்ஸ் அப்புறம் வந்து விட்டமின் சி இந்த மாதிரி இருக்க ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க ஹோல் கிரெயின்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக உங்கள் ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணுங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த ஃபுட்டை வந்து நீங்கள் ஒரு இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் இம்யூனிட்டி வந்து நல்லா வந்து கூட்டிக்கோங்க ஏன்னா ஒன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனால் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குத்து குத்துன்னு உங்களை குத்திடுவாங்க உங்களுக்கும் வந்து நிறையா டென்ஷன்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு இம்யூனிட்டிக்கு யூஸ் பண்ணுற மட்டும்தான் ஒரு வழி நல்ல ஹெல்த்தி ஃபுட் வந்து சாப்பிடுங்க இன்னொரு தப்பு நான் என்ன பண்ணேன்னா வந்து நம்ம சேனல் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டூ வீக்ஸ் ஜூன் மந்த் பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத் இருந்துச்சு ஸோ வந்து நான் என்ன பண்ணேன்னா நம்ம சேனலுக்குமே weekly two or three videos தான் போடுவோம் நான் உடனே வந்து நல்லா க்ரோத் இருக்கேன்னு சொல்லிட்டு வீக்லி எயிட் நைன் வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சேன் இதனால் வந்து டெய்லி பார்த்திங்கன்னா two o'clock three o'clock night வரைக்கும் எடிட் பண்ணிகிட்ருப்பேன் அதனால் பார்த்திங்கன்னா வந்து இம்யூனிட்டி எனக்கு வந்து கம்மியாக இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நம்ம நைட் வந்து eleven o'clock to twelve o'clock அந்த டைம் வந்து தூங்கிடணும் சிக்ஸ் ஓ கிளாக் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் பட் வந்து நீங்கள் three o'clock four o'clock தூங்குனீங்கன்னா மெலனின் வந்து ஒழுங்காக சுரக்காது உங்களுக்கு வந்து அதுவே இம்யூனிட்டி வந்து நல்லா அஃபெக்ட் ஆகும் அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆக வந்து சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ தயவுசெய்து வந்து நீங்கள் வந்து படம் பார்க்கணும் சரி சீரீஸ் பார்க்கணும் சரி என்ன பண்ணுறீங்கனாலும் eleven o twelve o'clock படுத்துருங்க சிக்ஸ் ஓ கிளாக் காலில் கூட எழுந்திரிச்சு சிக்ஸ் ஹவர்ஸ் ஸ்லீப் நம்மளுக்கு கிடச்சா போதும் சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் நல்ல ஸ்லீப் கிடச்சி நீங்கள் அதுக்கடுத்து வந்து மறுபடியும் எல்லாமே வந்து பண்ணுங்கள் ஸோ வந்து நீங்கள் தூங்குறது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் வந்து எக்ஸசைஸ் யோகா அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணுங்கள் பர் டே வந்து தேர்ட்டி மினிட்ஸ் வந்து உங்கள் ஹெல்த்துக்காக வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து கொரோனா அட்டாக் ஆகி இதெல்லாம் வந்து நடந்துச்சு எப்படியோ வந்து வெளியே வந்தாச்சு இனிமேல் வந்து இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நான் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து எல்லாமே ஃபாலோ பண்ண போகிறேன் நீங்களும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ப்ரிகாஷன்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள் டூ த்ரீ மந்த்ஸ் வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து வெளியே போகவே போகாதீங்க எசென்சியல் கன்ஃபார்மாக தேவை அப்படின்னா மட்டும் வெளியே போங்க உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து எல்லா ப்ரிகாஷனரி இதையும் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அமிதாப் பச்சன் அவருக்கே வந்து கோவிட் நைன்டீன் பாசிட்டிவ் வந்திருக்கு எல்லாருக்குமே வருது ஸோ வந்து நம்ம இந்த நம்ம வந்து எவ்வளோ சேஃப்டியில் இருக்கணுமோ அவ்வளோ சேஃப்டியில் வந்து இருந்துக்கணும் தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் ப்ர தேவையில்லாமல் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறது நைன் டேஸ் பார்த்திங்கன்னா நான் தனியாக இருந்தேன் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான சினாரியோ அந்த மாதிரி வந்து அவஸ்தப்படுறது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட் அவேர்னஸ் வீடியோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து வீட்டு இந்த வீடியோ வந்து நான் மானிட்டேஷனாக பண்ண போகிறது கிடையாது எல்லோரும் வந்து இந்த கோவிட் நைன்டீன் வைரஸ் பற்றி வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ சேஃபாக இருக்கணும் அப்படின்றக்காக மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் அப்புறம் வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்து சேஃபாக இருங்க அப்புறம் வந்து ஹெல்த்தியாக இருங்க எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள் ஸோ வந்து இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்த அனைத்து நன்றி இந்த நாள் இந்நாளை அமைட்டும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் பெறுவது ஸ்மார்ட் ஃபோன் தமிழ் நன்றி வணக்கம்